ஹே கைஸ் நான் ஆகாஷ் விஜய் இன்றைக்கி எபிசோடில் நம்ம மாநகரம் கைதி மாஸ்டர்னு பண்ணிவிட்டு இப்போ விக்ரம் வரைக்கும் வளர்ந்துருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜை பற்றி தான் வந்து பேச போகிறோம் அவர் இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கை இவ்வளோ சீக்கிரம் பெற்றிருக்காரு அப்படின்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இருக்கிறதா ஒரு முக்கியமான ரீசன்ஸ் அப்படி இந்த வீடியோவில் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவரோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது மாநகரம் கைதி மாஸ்டர்னு எல்லா படங்கள்லையுமே வந்து இவர் மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு மாநகரம்ல அது கதையாகவே ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்ட்ரக்சர் ஸோ பல ப்ரைமரி கேரக்டர்ஸ் இருந்துச்சு அதோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் காமிச்சது okay but Kaithi and Master எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வெர்சஸ் ஆன்டாகனிஸ்ட்ன்ற மாதிரி போனாலுமே அதுக்கு நடுவில் வந்து நிறைய ஸ்டோரி லைன்ஸை பேலலாக க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்டோரி லைன் போர் அடிக்கும் போது நமக்கு இன்னொரு ஸ்டோரி லைனை காட்டுறது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டோரி லைனுக்கு மூவ் மூவ் ஆகும்போது நமக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் கைதியில் பார்த்தோன்னா கார்த்தி அண்ட் அந்த போலீஸ் இவங்களோட ட்ராவல் ஒரு பக்கம் இருந்தாலும் வில்லன் அண்ட் அவங்க ட்ராவல் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தாண்டி அந்த குழந்தை என்ன பண்ணுது அந்த போலீஸ்கார் வந்து தனியாக ஒரு நாலு பசங்களோட வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிப்பார் ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு இப்படிங்கிற மாதிரி வேறு வேறு லொக்கேஷனில் வேறு வேறு ஸ்டோரி லைன் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுறது நமக்கு வந்து அடுத்து அங்கே என்ன நடந்திருக்கும் இங்கே என்ன நடந்திருக்கும்ன்ற ஒரு ஜம்ப் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது ஒரே ஸ்டோரி லைன் போர் அடிக்காமல் கொண்டு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது பாயிண்ட்டு இவர் இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பல கேரக்டர்ஸ் வந்து உள்ளே இன்வால்வ் ஆவாங்க அதுவும் ப்ரைமரி கேரக்டர்ஸாகவே நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க யூஸ்வலாகவே வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களோட பேக் ஸ்டோரி காட்டணும் அவங்க யார் என்னன்றதுக்கு எக்ஸ்போசிஷனில் நீங்கள் வந்து சீன்ஸ் வைக்கணும் இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் இவர் வந்து டேரெக்டாக வந்து குள்ளே ஜம்ப் பண்ணுறாரு கதை ஆரம்பித்த உடனே அப்போ அந்த கேரக்டரை பற்றின எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கதைக்குமே வந்து ஒரு ஒரு மூடு இருக்கும் லைக் அந்த மூடை விட்டு வெளியே போய் நம்ம வேறு ஒரு பேக் ஸ்டோரியோ இல்லை வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஃபீட்பேக்கோ சொல்லிட்டு வந்தால் அது ஆடியன்ஸுக்கு டிஸ்ட்ராக்டிங்காக அது ஒரு லேகாக வந்து ஃபீல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி நம்ம கைதியில் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கைதியில் அந்த படம் வந்து பரபர பரப்பாக வந்து ஒரு மூடில் போயிட்டே இருக்கும் ஸோ அதை நிறுத்தி நம்ம வந்து கார்த்தியோட ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸாக இருந்தால் கூட அது நமக்கு ஒரு பயங்கர லேகாக ஃபீல் ஆகிருக்கும் பட் அதை வந்து கார்த்தி டைலாகாக பேசுகிற மாதிரி வச்சு எமோஷ்னலாக வந்து ஒரு ஃபீலிங்கை மட்டும் கொடுத்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து கடந்து போயிருப்பார் அவரோட பேக் ஸ்டோரியை கடந்து போயிருப்பார் ஸோ அந்த வகையில் இவர் பேக் ஸ்டோரியை என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம யோசி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதே நம்ம மாஸ்டரில் பார்த்தோன்னா மாஸ்டரில் வந்து விஜய் சேதுபதியோட கேரக்டரை வந்து கதை ஆரம்பிக்கும் போதே வந்து ஃபுல்லாக காமிச்சிருப்பாரு ஃப்ளாஷ்பேக்குன்ற மாதிரி போயிருக்க மாட்டார் அதே மாதிரி விஜயோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெண்டு லைன் நாசர் வந்து விஜயை பற்றி சொல்கிறது தான் ஒரு பேக் ஸ்டோரியாகவே இருக்கும் அதை தாண்டி விஜய் வந்து நிறைய கதை சொல்லுவார் பட் அது எல்லாமே வந்து ஆடியன்ஸை டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ப்ராப்பரான பேக் ஸ்டோரின்னு எதுவுமே இருக்காது அதே மாதிரி தான் மாநகரம் மாநகரில் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒன் ஆர் டூ லைன்ஸில் இல்லை ஒன் ஆர் டூ டைலாக்ஸில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான பேக் ஸ்டோரி தான் இருக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க யார் என்னங்கிறதுக்கெலாம் வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை காமிச்சிருக்க மாட்டார் அதுவே அவர் படங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ நமக்கு அதுக்கான ஒரு தனி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வராதால அந்த லேக் ஃபீல் ஆகலை கதை படம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே ஆரம்பித்து படம் வந்து அந்த மூட்லேயே ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறது அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க ஒரு மூடை வந்து கன்சிஸ்டண்ட்டாக படம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுன்றது கஷ்டம் அதை வந்து லோகேஷ் கண்ணா ரொம்ப ஈஸியாகவே வந்து அச்சீவ் பண்ணுறாரு அதுக்கு அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய பிரைமரி கேரக்டர்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் இருக்காது பட் லோகேஷ் கனகராஜோட படத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலுமே அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வர விதம் அந்த கேரக்டரை முடிக்கிற விதம்னு சொல்லி க்ளோஷர் ப்ராப்பராக இருக்கும் அதே டைம் அந்த கேரக்டர் சும்மா வந்துட்டு போனாங்கன்னு இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கும் ஏதோ ஒரு முக்கியமான சீனை கொடுத்து இதில் நீ ஸ்கோர் பண்ணிக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு சீனாச்சும் இருந்திருக்கும் நம்ம மாநகரம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும் வேறு வேறு ஸ்டோரி லைன்ஸில் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி லைன்லேயும் ஒரு மூணு நாலு கேரக்டர் வந்து ப்ரைமரி கேரக்டராக இருப்பாங்க அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த நாலு பேர் சேர்ந்து கடத்துகிற கேங் இருக்குல்ல முனிஷிகாந்த் கேங் அதில் அதுலலாம் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஷாராலேருந்து முனிஷ்காந்த்லேருந்து ஒரு ஒரு கேரக்டருமே யார் அவங்க எப்படி அப்படிங்கிறதுக்கு அவங்கவுங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சீன் வந்து நச்சுன்னு வச்சிருப்பாரு ஸோ எந்த கேரக்டருமே சும்மா வந்துச்சு போச்சுன்னு இல்லாமல் அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சீன் இருக்கும் அதே மாதிரி கேரக்டர் ஆர்க் வந்து ப்ராப்பராக இருக்கும் இப்போது நம்ம மாஸ்டர் எடுத்துக்கலாம் அதில் வந்து just Vijay character Vijay Sethupathi character இவங்களுக்கு மட்டும் கேரக்டர் ஆர்க் கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு ஒரு அர்ஜுன் தாஸ் கேரக்டர் ஒரு சாந்தனு கேரக்டர்னு சொல்லி இவங்களுக்கெல்லாமே வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு அதே மாதிரி தான் வந்து மாநகரம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் எல்லா கேரக்டர் கேரக்டருக்குமே வந்து படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஐடியாலஜியில் இருந்திருப்பாங்க படம் முடியும் போது அவங்க ஐடியாலஜியில் ஒரு சேஞ்ச் இருக்கும் அவங்க கேரக்டரில் ஒரு சேஞ்ச் இருக்கும் ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து ப்ராப்பராக இருக்கும் அதே நம்ம கைதிலையுமே சொல்லலாம் கைதியில் கார்த்தி கேரக்டருக்கு இருக்கும் அந்த போலீஸ் கேரக்டருக்கு இருக்கும் ஸோ இப்படி பல கேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு கேரக்டர் ஆர்க்கை வந்து ரொம்ப அழகாக வந்து இவர் வடிவமைக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்தது இவர் கதைகளில் வரக்கூடிய organic fight and stunt sequences இவருக்கு வந்து இந்த ஃபைட்டு ஸ்டண்ட் இது மேலாம் ஒரு பிரியம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக வந்து உணர முடியுது அதை எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக கதைக்குள்ளே கொண்டு வராதுன்றது தான் ரொம்ப முக்கியம் இப்போ கைதியில் வந்து வந்து நீங்கள் வந்து ஒரு பயங்கர ஃபைட்டு சேஸ்ன்னு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கதையில் போய் நீங்கள் அதை பண்ணாமல் ஒரு நைட்டு இந்த இடத்துல தான் அந்த இடத்துக்கு போகணும் ஸோ நடுவில் என்னென்ன தடைகள் வருது அதை எல்லாத்தையும் தகர் தகர்த்துட்டு போகிறாரு ஹீரோ அப்படிங்கும் போது ஈஸியாக வந்து அந்த கதைக்குள்ளே வந்து நம்மளால் ஃபைட்டையும் ஸ்டண்ட்டையும் உள்ளே கொண்டு வர முடியும் அதே மாதிரி தான் மாஸ்டர்லேயுமே வந்து ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் வந்து ரொம்ப அழகாக ஒரு பர்பஸ் கொடுத்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் சும்மா வந்துச்சு போச்சுன்னு இல்லாமல் பண்ணியிருப்பாங்க பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து அவரோட ஒரு நெகட்டிவாகவும் நம்ம சொல்லலாம் அது ஒரு தடவை அந்த மிஸ் ஆனதால் ஒரு மிஸ் கால்குலேஷன் ஆனதால் நான் இதை நெகட்டிவ்னு சொல்கிறேன் மற்றபடி அவருக்கு அது பாசிட்டிவ் தான் லைக் ஒரு ஃபைட் சீக்வன்ஸை விட இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க ஏன்னா எந்த படம் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு சீனை விட செகண்ட் சீன் நல்லா இருக்கணும் செகண்ட் சீன் விட தேர்ட் சீன் நல்லா இருக்கணும் தேர்ட் சீன் விட ஃபோர்த் சீன் நல்லா இருக்கணுன்ற மாதிரி தான் ஒரு ரைட்டர் வந்து எழுதுவார் ஸோ இவர் எழுதும்போது சரி இப்போ கைதி எடுத்துக்கிட்டோன்னா இவ்வளோ நேரம் ஃபைட்டு ஃபைட்டு ஃபைட்டுன்னு தான் பார்த்தாங்க திருப்பியும் வந்து கார்த்தி போய் அடிக்கிறாருன்ற ஃபைட்டு வேணாம் கிளைமேக்ஸில் ஒரு ஹெவி நம்ம போகலாம் ஒரு ஹைக்கு போகலான்னு சொல்லி அந்த துப்பாக்கியை கொடுத்துருப்பாரு அவர் துப்பாக்கியை சுடுற அந்த சீக்வன்ஸ் வரும் ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து ஓவர் த டாப்பாக இருந்தாலுமே ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க காரணம் என்னன்னா அவ்வளோ நேரம் கார்த்தியை காமிச்ச விதம் அந்த துப்பாக்கிக்கு அவங்க கொடுத்த ஃபோர் ஷேடோவிங் அந்த துப்பாக்கிக்கு அவங்க கொடுத்த ஹிஸ்ட்ரி இப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் அந்த படத்தோட மூடோட அந்த சீன் வந்து ஒத்தி போச்சு ஸோ ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க ஆனால் அப்படியே வந்து நம்ம மாஸ்டரில் பார்த்தோன்னா அந்த வில்லம்பு சீனு அந்த ஏரோ விடுற சீன் வந்து பயங்கரமாக எல்லாரும் ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க அது வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன் தான் அந்த ஏரோ சீன் வந்து ஹிட் ஆகியிருந்தால் கைதியில் எப்படி வந்து அந்த சுடுற சுடுற சீனை வந்து கொண்டாடினாங்களோ அந்த மாதிரி இதையும் கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு சீனாக தான் டேரக்டர் நினச்சி அதை எடுத்திருப்பார் பட் எங்கேயோ ஒரு இடத்துல மேபி அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோர் ஷேடோயிங் சீனோ இல்லை இன்னும் கொஞ்சம் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா அதை ப்ளே பண்ணியிருந்தாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையாக அதை காமிச்சிருந்தாலோ ஏன்னா ஒரு ஆரோ விட்டு ஒரு லாரியே விழுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் ஓவர் த டாப்பாக போயிட்டார் ஸோ அந்தளவுக்கு இல்லாமல் அதை கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணியிருந்தால் அது இன்னும் பெட்டராக இவரோட கதைகளில் வரக்கூடிய யூஸ்வலாக வரக்கூடிய அந்த ஆர்கானிக் ஃபைட் மாதிரி இதுவும் அமைஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் அவர் யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரியான ஃபைட் சீக்வன்சஸ் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஹெவி அப்படிங்கிறத அவர் அவரோட ரைட்டிங்கில் திருப்பி திருப்பி அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கு அடுத்தது வந்து நைட் எஃபெக்ட் இவரோட கதைகளில் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு கன்சிஸ்டன்சி மூடு எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் கதை ஆரம்பிக்கும் போது ஒரு மூடில் கொண்டு போனால் அந்த மூடை வந்து அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக படம் ஃபுல்லாக கொண்டு போவார்னு அப்படி அதுக்கு நடுவில் ஆடியன்ஸ்க்கு ஒரு விறுவிறுப்பை தூண்டுறதுக்காகவும் அந்த சீனோட மூடை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் இவர் நைட் எஃபெக்டாக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாரு மாநகரம் பார்த்தீங்கன்னா நிறைய நைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நைட் எஃபெக்டில் வர சீன் எல்லாமே வந்து கதையில் ரொம்ப முக்கியமாக ஆடியன்ஸோட அந்த அடுத்து என்னென்னப்பா நடக்க போகுது அப்படிங்கிற அந்த த்ரில் ஃபேக்டர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த நைட் எஃபெக்ட் சீன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் கைதி கைதியில் அந்த நைட்டை எப்படி கடக்கிறாங்கன்றது தான் கதையே ஸோ அதை நம்ம எடுத்து ஓர வச்சுருவோம் அப்படியே மாஸ்டருக்கு வந்தாலும் மாஸ்டரில் ஒரு ரெண்டு மூணு சீக்வன்ஸில் வந்து நைட் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து வெளியாளுங்க வந்து விஜயை வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும் அதை வந்து மூடை என்ஹான்ஸ் பண்ணும் அந்த சீனை வந்து இன்னும் ஒரு பரபரப்பை கூட்டணுன்றதுக்காக ஒரு நைட் எஃபெக்டில் போயிருப்பார் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆரோ ஃபைட்டு ஆரோ ஃபைட்டுமே வந்து ஒரு நைட் எஃபெக்டில் போயிருப்பார் இதை தாண்டி இன்னொரு சீன் வந்து நைட் எஃபெக்டில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விஜய் சேதுபதி போய் மீட் பண்ணுற ஒரு சீன் லைக் விஜய் சேதுபதி அவரை தான் தெரியாமல் அவர் கழுத்தில் கத்தியை வச்சு பவானியை கேட்டதாக சொல்லு பவானி என்ன குப்புற போது பேர் வச்சாங்களா அப்படின்லாம் கேட்டு கலாய்ப்பார்ல ஸோ அந்த சீனுமே பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்டில் தான் எடுத்திருப்பாங்க பட் அது இன்டீரியரில் போனதால் பெருசாக வந்து நைட் எஃபெக்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்காது பட் ஸ்டில் இந்த மாதிரி கதையில் வரக்கூடிய முக்கியமான சீன் எல்லாத்துக்குமே வந்து லோகேஷ் கனகராஜ் நைட் எஃபெக்ட் போகிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக நாங்கள் இவரோட எல்லா படங்களையும் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட கிளைமேக்ஸ் இவரோட கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் எண்டிங்காக தான் இருந்திருக்கு மாநகரமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆட்டோவில் வந்து சிலர் அடிக்க வருவாங்க அப்போ வந்து முக்கியமான அந்த ரெண்டு கேரக்டரும் கை கோத்து சண்டை போட ரெடி ஆகிருப்பாங்க ஸோ அது வந்து அடுத்து என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரிஞ்சுக்காது ஒரு ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸை தான் அதை முடிச்சிருப்பாங்க கைதியில் எடுத்துக்கிட்டாலுமே அந்த கேரக்டர் யாருன்னு தெரியாமல் கைதி டூக்கு ஒரு லீடு கொடுக்குற மாதிரி தான் வந்து கைதி படத்தையுமே வந்து முடிச்சிருப்பாங்க மாஸ்டர் சொல்லவே வேணாம் அவர் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்போ ஒரு ஜெயிலுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறாரு மாஸ்டர் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்துட்டாரா இப்போ அவங்க எதனா திருத்த போகிறாரா மாற்ற போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் மார்க் இருக்கும் ஸோ இப்படி ஒரு ஒரு கதையுமே வந்து முடியும் போது வந்து அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த கதை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி முடிக்காமல் ஒரு ஓப்பனிங்காக ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுக்குற மாதிரி தான் ஒரு ஒரு கதையுமே அவர் முடிக்கிறாரு அடுத்து விக்ரம்லேயும் அவர் அப்படி தான் கண்டிப்பாக முடிப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விக்ரமில் இப்போ நாங்கள் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டையும் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு ஒரு நைட் எஃபெக்டாக இருக்கும் இருக்கட்டும் இல்லை ஒரு கேரக்டருக்கு வரக்கூடிய பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிச்சு நிறைய ப்ரைமரி கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண பண்ண போகிறாரு நிறைய ஸ்டோரி லைன்ஸ் போயிட்டு போயிட்டு வரப்போகுதுன்றது நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு ஏன்னா மூணு மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த கேரக்டர்ஸை வச்சு ப்ளே பண்ண போகிறாங்கன்றது ஆப்வியஸாக தெரியுது ஸோ இப்போ நாங்கள் சொன்ன இந்த ஒரு ஒரு பாயிண்ட்டையும் வந்து விக்ரமன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத படம் வந்தோடனே நம்ம எல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்போம் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் இதை தான் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சோம் லோகேஷ் கனகராஜ் இதை தாண்டி வேறு என்னென்னலாம் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங்கில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் டேக் ஓகே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க